ஒன் மினிட் ப்ரெசன்டேஷன் அப்படி கொடுக்குற அறுபது லட்சம் கடன் ஒரு ஒரு வருஷத்துல அடைச்சிட்டாரு நீங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் ஒர்க் ஆகுமா பவர்ஃபுல்லா யார் சொல்றாங்க எவ்வளவு வளர்த்துறோம் அப்படிங்கறது ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் இதெல்லாம் அன்னைக்கு நான் பக்க பக்கன்னு வளரிட்டு இருந்தேன் எல்லா இடத்துலயும் ஆண்டனா ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேலை செய்யணும் எங்க பேச எங்க பேசுறீங்க எப்படி பேசுறீங்க முக்கியம் நீங்க நீங்க ஸ்டேஜ்ல நிக்கீங்க நிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே இதை பத்தி கேட்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கேள்வியை கேட்கணும் அது ரெண்டு மணி நேரம் கை தூக்கிட்டு தலையிலே ஆட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும் ஓகே அந்த கேள்வியை கேட்கணும் இப்ப நான் கேட்கலாம் எஸ் கார்த்தி சரி அப்படி நான் கேட்டேன் தெரியுமா அந்த மாதிரி ரெடியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அவங்களுக்கு ரெடி கேட்கணும் தலைகளே ஆட்டாங்கன்னா அப்புறம் போகணும் ஓகே அடுத்தது ரெண்டாவது நம்ம ஒன் ஒன் மினிட் பிரசன்டேஷன் அப்படி கொடுக்குறோம் இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கோம் எம்எம்ஜின்னு ஒன்று இருக்கு அதுல வந்து ஒருத்தர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் கடன் ஒரு ஒரு வருஷத்துல அடைச்சிட்டாரு அவர் அது மாதிரிலாம் கோச்சிங் கொடுக்காங்க அப்படின்னு ஒரு இருபது லட்சம் கடைக்காரன்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி சொல்லிட்டு நான் என்ன செய்தேன் கீப் சைலண்ட் ஸோ இப்போ வந்து சுகு சொன்ன மாதிரி கரெக்ட் பட் அந்த இடத்துல நீங்க ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ரெடியான கேட்கலாம் ஸ்டேஜ்ல இல்ல சும்மா மத்தங்கிட்ட யார்ட்டையா பேசிட்டு இருக்கீங்க இப்போ அல்டாப் கேட்ட கேள்வி அந்த கியூரியாசிட்டி எப்படி கிரியேட் பண்ணதுன்னா கிரியேட் பண்ணிட்டு விடணும் நீங்க வந்து சொல்லலாம் உலக ஐஸ்வர்யராய் இருக்காங்களா அது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க தான் அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் ஓகே அது அவங்களுக்கு ஷாக்கிங் இல்லாம கூட இருக்கலாம் உலக ஐஸ்வர்யா அப்படியா அப்படி ஷாக்கிங்கா இருக்கலாம் அது எகைன் என்ன பொறுத்தது நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்கள பொறுத்து இருக்கு ஒரு ஆதிவாசிட்டு போய் உலக அழ அழகுன்னா அப்படின்னா என்னது அப்படிம்பாங்க ஒண்ணு தானே அப்படின்னு போயிடுவாங்க அவங்களுக்கு வேலையே தெரியாம போயிடும் ஸோ நான் சொல்லிட்டேன் அவங்க ஏன் ஷாக் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஷாக் ஆகலை அதுக்கு நிச்சயம் முடியும் ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் இஸ் நோ யாருக்கு ஒர்க் ஆகும் இருக்காது தெரியாது நீங்கள் விதைக்கிறது போடுறது சொல்லிடுறது சொல்லிட்டு போயிட்டே இருக்கு ஓகே பவர்ஃபுல்லாக யார் சொல்கிறா சாமிசந்தர் சொல்லுங்கள் சொல்லுங்க போதும் ஏ வந்துட்டீங்களா நீங்கள் உட்காடுறீங்களா நீங்கள் அடுத்த நாலு பிரசன்டேஷன் எப்படி பவர்ஃபுல்லா கொடுக்க முடியும் அந்த பாயிண்ட்ஸ் நீங்களால சொல்ல முடியுமா நீங்க சொல்லும் மூலமா அதை க்ளோசிங் நடக்கணும் எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுதா நம்ம எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கமா சஞ்சுதர் நீங்க ரெடியா எவ்வளவு வளர்த்துறோம் அப்படிங்கறது ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்காங்க அச அச நீங்க பிரசன்டரா வந்து வளர்த்த கூடாது தேவையில்லாம வளர்றோமோ அப்படிங்கறது புரிய வைக்கணும் வளர்றத குறைச்சி குறைச்சி குறைச்சி குறைச்சி பண்ணிட்டீங்கன்னா பண்ணுவாங்க என்னோட மென்டர் எனக்கு மறக்கவே முடியாது மக்ரந்த் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவரு தான் ஃபியூச்சர் குரூப் பிக் பஜார் இருக்கலாம் அந்த ஃபியூச்சருக்கு நான் சொல்லிக் கொடுத்தது இந்த இன்னைக்கு நான் அவங்களுக்குலாம் ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கலாம் என் அன்னைக்கு நான் பக்க பக்கம்னு வளரிட்டு இருந்தேன் வெயிட் நிறுத்து ஸ்டாப் லில்லு இந்த கெத்து தில்லு தென்னாட்ட என்ன சொல்லிக் கொடுத்தாரு அவரை மறக்கவே முடியாது மொட்டை அடிச்சுட்டு அவர் இருப்பார் கெத்தா இருக்கும் அவரை பாக்குறதுக்கு உண்மையிலே அவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி மென்டார்ல என்னை வந்து சேவ் பண்ணது இன்னைக்கு அது நான் அவ்வளவு பக்கமா எடுத்தேன் அதே இடத்துல எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க தெரியாது அந்த பாயிண்ட் ஓகேவா வார்த்தைகள் ரொம்ப கவனம் பேசுங்க நம்ம ஏதோ படிக்க போறோம் என்னமோ படிச்சுட்டு இருக்கோம் இது இது இதெல்லாம் உங்களோட ஆக்ஷன்ஸ்ல தெரியும் என்ன சொன்னா என்ன எவன் வந்தா என்ன எவன் போனா என்ன எத்தனை மணி ஆனா என்ன நீங்க பன்னெண்டு மணி ஆனா என்ன எத்தனை பேர் இருந்தா என்ன குரூப்பை லீவ் பண்ணிட்டு போனா என்ன நான் சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி மாதிரி பண்றது எல்லா இடத்துலயும் ஆண்டனா ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேலை செய்யணும் எத்தனை பேர் போயிட்டு இருக்கா எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கா எவன் நிமிஷம் இருக்கு ஃபீட்பேக் எடுக்கலாமா பத்து பவுண்ட்ல சொல்லலாமா இப்படி ஆண்டனா ரெடியா இருக்கணும் ஹலோ இது அருள்மொழிக்கு இல்ல நீங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாரும் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது உள்ள விஷயம் மேட்ரு ஒரு இடத்துல பத்து பாயிண்ட் சொல்ல போறோம் நமக்கு டைமே இல்லை அப்போ எந்த மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லலாம் அந்த மூணு பாயிண்ட் சொல்றதுக்கு டக்குன்னு அடிக்கணும் அடிச்சு தூக்கி போட்டோம் இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா அப்புறம் சொல்லலாம் என்னன்னா அவன் ரொம்ப மாதிரி உட்காந்து அறுத்துட்டு இருக்கான் அப்படின்னு எந்த எமர்ஜென்சி பார்த்து யாரும் கேட்டக்கூடாது ஆண்டனா எப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்களா ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா இல்ல இருக்கீங்க இப்படி இருக்கீங்க ஓகே கேட்டுட்டு இருக்கீங்களா ஓகே <laughs> எஸ்